மேலாய் மேலங்கு வைத்தாதீரே ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுகிறே தாயினும் மேலாய் மேலங்கு வைத்தாதீரே ஒரு தந்தையை போல என்னை மாற்றி தேற்றிடுகிறேன் hùng vĩ